குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே அதாவது நட்சத்திரங்களின் பெயர்களை நாம் வைக்கலாமா அதாவது அஸ்வினி முரல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரங்கள் வந்து அனைத்துமே பெண்களின் பெயர்கள் சரிங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் என்பது வந்து பெண்கள் பெயர் சிலர் வந்து ஆண்களை வைத்திருக்கிறார்கள் அதாவது பரணி அந்த மாதிரிலாம் இதில் வந்து ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த அஸ்வினி முதல் ரேவதி வரை நட்சத்திரங்கள் வந்து நன்மையும் தீமையும் இரண்டுமே ஒன்று சேர்ந்து எல்லா நட்சத்திரங்களுக்கும் இருக்க தான் செய்கிறது இதை வந்து ஒருத்தருக்கு அந்த பெயராக வைக்கும் பொழுது தாக்கம் ஏற்படுமா ஆமாம் ஏற்படும் என்பது எனது பதில் அதாவது பே பெயருங்கிறது தானாக உங்களுக்கு வந்துடுறது கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான சேர்க்கை இருக்கிறதோ அதாவது இது சம்மந்தப்பட்ட அந்த ப்ரோனாலஜி நான் படித்ததில்லை என்னால் அனுபவத்தில் நான் பார்த்ததில் சொல்கிறேன் சில விஷயங்களில் அந்த நட்சத்திரங்களின் தோஷங்களை அந்த நபர் அந்த குடும்பத்தில் பெறுவார் பெற்றால்தான் அந்த பெயரே அவர்களுக்கு வைக்கும் சூழலே ஏற்படும் இப்போ வந்து அஸ்வினி அஸ்வினி அப்புறம் பரணி இவங்க பேர் வச்சவங்களாம் அவங்களோட வாழ்க்கையை சுற்றி பாருங்களேன் இப்போ ரேவதிங்கிற ஒரு பேர் வச்சுக்கோங்க அந்த ரேவதியின் இன்னும் அவங்களோட குடும்பத்தில் அந்த பெண்ணோட குடும்பத்தில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்புண்டு இரு இருதார தோஷம் நடந்திருக்கும் அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கை சரியாக இருந்திருக்காது மாப்பிள்ளை கிடைப்பதில் ஒரு புது பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைப்பதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி அவர்கள் குடும்பத்திலே யாராவது பண்ணியிருப்பாங்க ஒரு உடல் அறுபட்டு நிலை அப்படின்னு இருந்திருக்கும் ரோடு ஆக்சிடெண்ட் அதாவது உடல் அறுபட்டு இறக்கிறது அந்த மாதிரி உடல் துண்டித்து இறக்குதல் புரியுங்களா இது மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னா பரணின்னு பேர் வச்சவங்க இது வந்து குறிப்பிட்ட டோசம் அவங்க எப்படி இருக்கும்னா அவங்க வந்து ஒரு அலையும் தொழிலில் யாராவது இருக்க நேரிடலாம் திருமண வாழ் குடும்ப வாழ்க்கையில் சுகங்கள் இல்லாமல் விலகி இருக்கும் சூழல் ஏற்படலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் குடும்பத்தில் சொத்து சொத்து தகராறு இல்லைன்னா அரசு மூலியமாக பிரச்சனைகள் எப்படி ஏற்படலாம் ரோகிணி ரோகிணின்னு பேர் வைத்தவர்கள் அதாவது அந்த கிருத்திகா கிருத்திகான்னு பெயர் வச்சவங்க சுவாத்தின்னு பெயர் வச்சவங்க அப்புறம் வந்து இதெல்லாமே நட்சத்திரங்களின் பெயர் இல்லையா நீங்களே பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் அதன் சம்மந்தப்பட்ட தாக்கம் இருக்கும் இந்த மாதிரி பெயர் வைத்தவர் ரோகிணின் பெயர் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் அதெல்லாமே அவங்க குடும்பத்தோட லிங்க் ஆகி அஸ்தம் நட்சத்திரத்தில் இப்போ அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அந்த பெயர் நான் வந்து பெயர் தான் சொல்ல வரேன் அஸ்வினி பரணி சுவாதி சுவாதி ரேவரி அதாவது நாலு பேர் தான் வைக்க முடியும் மற்ற பேர்லாம் வைக்க முடியாது இல்லையா அந்த நட்சத்திரத்தோட தாக்கமும் இவங்களுக்கு அதிகமாக வருங்க அறிவில்லாமல் அந்த நட்சத்திரங்கள் ஒரு புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பெண் இப்படி வாழ்ந்திருக்கிறாள் அவளின் குணம் இப்போ ரோகிணிங்கிறத வந்து அழகு அழகு அறிவு காதல்னு சொன்னேன் அப்போனா அவர்கள் வாழ்க்கையிலே அப்படி இருக்கும் ரேவதிங்கிறது என்ன சொல்லுவேன் இவர்களால் என்றைக்குமே உண்டு ஒரு பழங்கால விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்க ஒரு வேறு உலகம் ரேவதிங்கிறது ஒரு டைம் ட்ராவலை சொல்லக்கூடிய நட்சத்திரம் பழங்கால விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க என்றைக்காவது ஒரு விஷயம் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா கடல் சார்ந்த பணிகள் அரண் சம்மந்தப்பட்ட தாக்கம் வந்து இயல்பலியே ரேவதிங்கிறது வந்துட்டு கருக்கலைப்பு அபாஷன் இதெல்லாமே ஒரு தொடர்பு ஏற்படுத்தி வருது அதாவது குழந்தை தாமரமாக பிறப்பது அந்த பெயர் வைத்தவர்களுக்கே நான் அந்த பெயரை பற்றி ஒரு தாக்கம் எப்படி இருக்கும் ஒன்று அவங்களுக்கு இல்லை அவர்களின் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு சரிங்களா அதனால் முடிந்தளவுக்கு நட்சத்திரங்களின் பெயர்களை வைக்காமல் இருப்பது நல்லது நன்றி ஓம் சிவ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ